இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் முக்கியமாக சொல்லப்பட்டது ஒரு விஷயம் டீபாப்புலேஷன் இந்த டீபாப்புலேஷன் எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க இந்த டீபாப்புலேஷன் எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்றத நம்ம ஸ்டடி பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் பில் கேட்ஸ் இந்த டீபாப்புலேஷனுக்கு நிறையா ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காருன்னு இந்த டீபாப்புலேஷனில் மேஜர் ரோலில் இருக்க போகிறது இந்த வேக்சினேஷன் அப்படின்றதும் இந்த வேக்சினேஷனுக்கு தான் பில் கேட்ஸ் நிறையா ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயத்தை அதை நம்ம படித்தோம் இதை படித்தோடனே ஏற்கனவே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இந்த இப்போ தொடர்ந்து ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்த நாலு மாதமாக உலகத்தில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்றே லட்சம் லட்சம் பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு காரணமாக சொல்லப்படுறது இந்த வைரஸ்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னும் திடீர்னு ஒரு நாள் இந்த வைரஸ்க்கு நாங்கள் தடுப்பூசி கண்டுபிடிச்சோம் இந்த வைரஸ்க்கு மருந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல இந்த வைரஸை மொத்தமாக எங்களால் அழிக்க முடியல ஆனால் இந்த வைரஸ்க்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வைரஸோட தொற்று இனி வருங்காலத்தில் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தடுப்பூசியை போட்டுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு வராதுன்னு சொல்லி ஒரு காலத்தில் ஒரு தடுப்பூசி வரப்போகுதுன்னு நமக்கு ஏற்கனவே ஒரு டவுட் இருந்துச்சு அப்போது இந்த பில் கேட்ஸ் தடுப்பூசி இந்த வேக்சினேஷனுக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத வச்சும் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த தடுப்பூசி சூழ்ச்சியை வச்சும் இன்டர்லிங்க் பண்ணி பார்க்கும்போது பில் கேட்ஸ் இதுக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய தரவுகளை தேடும்போது நமக்கு கிடைச்ச விஷயம் தான் event e two zero one இந்த ஈவன் டூ ஜீரோ ஒன் அப்படின்றது என்னன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் event two zero one Johns Hopkins அப்படின்ற ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அதே மாதிரி பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அப்படின்ற ஃபவுண்டேஷன் இது பில் கேட்ஸோட ஃபவுண்டேஷன் இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனும் சேர்ந்து கிட்டத்தட்ட உலகமே வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நாள் ஜனவரி மாதம் தான் நமக்கே தெரிய வந்துச்சு அதுக்கு முன்னாடி டிசம்பர் மிடில் ஆரம்பிச்சு ஜனவரி மாதம் தான் உலகம் முழுக்க தெரிஞ்சிச்சு அப்போதான் சைனாக்கே கூட அறிமுகம் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் மாசமே இந்த மாதிரி ஒரு பேரழிவு ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரி வைரஸ் தொற்றுனால ஒரு பேரழிவு ஏற்பட்டுருச்சு இந்த பேரழிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலக தலைவர்கள் பெரிய பெரிய நிறுவனத்தோட அதிகாரிகள் பெரிய பெரிய கம்பெனிஸோட பெரிய பெரிய ரெஃபரன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வந்துட்டு குழுவாக அமைச்சு அவங்க அதை டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னும் இதுக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு இனி ஃபியூச்சர்ல வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும் கிட்டத்தட்ட இந்த தொற்று நோயினால அறுபத்தஞ்சு மில்லியனுக்கு மேலே மக்கள் இறந்து கொண்டு போயிருக்காங்க அடுத்தடுத்து என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷனாக தான் இந்த ஈவன் டூ ஜீரோ ஒன் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டேட்டாஸ்ல படித்தோம் இதை உடனே நமக்கு இந்த டேட்டாஸோட எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு இன்டர் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்ஸ்ல எடுப்பீங்க போய் ஈவன் யூடியூப்ல கூட வந்துட்டு இந்த ஈவன் e அந்த டூ ஜீரோ ஒன்னோட டேட்டா ஃபுல்லாக யூடியூப்ல வந்து அந்த டிஸ்கஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்னமும் இருக்கு நீங்க பார்க்கலாம் இப்போ அந்த டேட்டாவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேரழிவு சவுத் இருந்து தென் அமெரிக்காவில இருந்து பன்றிகள் மூலமா விவசாயிகளுக்கு பரவுது விவசாயிகள்ல இருந்து இந்த மாதிரி வந்துட்டு மனிதர்களுக்கு எல்லா மற்ற இடங்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் பரவுது இது உலகம் முழுக்க பரவி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மில்லியன் பீப்புளுக்கு மேல இறந்து போயிட்டாங்க இதுக்கு இன்னும் வந்துட்டு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியலன்னு நிறைய டேட்டாஸ் நிறைய டிஸ்கஷன் வந்துட்டு இதுல இருந்துச்சு இந்த ஜிடிபியோட உலக பொருளாதாரம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மந்தநிலை ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் சரிஞ்சு போயிருச்சு இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ண போறோம் அடுத்தடுத்து நாடுகள் வந்துட்டு எந்த மாதிரியான சூழ்நிலை வந்து பொருளாதார பிரச்சனைகளை வந்துட்டு சந்திக்க போகுது மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஈவன் டூ ஜீரோ ஒன் வந்துட்டு டிஸ்கஸ் செய்யப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதுக்கு நிறைய பத்திரிகைகள் வந்துட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த ஈவன் டூ ஜீரோ ஒன் இதாவது எக்ஸாக்டா வந்துட்டு எப்படி உங்களால் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேரிடர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு இதே மாதிரி எப்படி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எக்ஸாக்டா இதுக்கும் இப்போ நடக்கிற அந்த கொரோனா வைரஸ் பிரச்சனைக்கும் பொருந்தி போகுதுன்னு சொல்லி நிறைய பத்திரிகைகள் கேட்கும்போது அதுக்கு ஜான்ஸ் ஹாக்கின்ஸ் அப்படின்றவங்க அந்த நிறுவனம் வந்துட்டு பதில் சொல்லுது இதுக்கும் எங்களுக்கும் மொத்தமாக சம்மந்தம்லாம் கிடையாது நாங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வந்துட்டு இந்த ப்ராக்டிஸை வந்துட்டு பண்ணியிருக்கோம் நிறைய ட்ரையல்ஸை பார்த்துருக்கோம் நிறைய பிரச்சனைகள் நாட்டுக்கு வரும்போது உலகத்துக்கு வரும்போது அதை முன்கூட்டியே வந்துட்டு ட்ரையல் பண்ணி பார்க்குற மாதிரியான நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம் இது எல்லாமே எங்கள் வெப்சைட்ஸ்ல இருக்குது அதனால் இது வந்துட்டு எதுவுமே பிளான் பண்ணி பண்ணதில் எல்லாமே ஒரு புனைவு தான் இதுக்கும் அதுக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவங்க வந்துட்டு அதில் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க இந்த ஜான்ஸ் ஹாக்கின்ஸ் அப்படின்றவங்க நிறைய ப்ரெஸ்ஸுக்கும் நிறைய வந்துட்டு இந்த மீடியாஸ்க்கும் இதில் இதை இப்படியே விட்டுட்டா இப்போ வெறும் வார்த்தைகளோட விட்டுட்டா ஒருவேளை ஜான் ஹாக்கின்ஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினச்சா இதுக்கு பல தொடர்புகள் இது தொடர்ந்து இருக்குது இதுக்கு பின்னாடி சொன்ன விஷயங்கள் விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இவங்க நடத்தின அந்த ட்ரையலுக்கும் அந்த சிமுலேஷனுக்கும் இப்போ நடக்கிற இந்த கொரோனா பிரச்சனைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்றதை நம்மளால உணர முடியும் முதல்ல ஒரு விஷயம் இவங்க சொன்னது அதாவது இவங்க அந்த புனைவுன்னு சொன்னாங்க இல்லையா event two zero one event two zero one நடந்தப்போ அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொரோனாவோட எவ்வளோ வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் உங்களால் வந்துட்டு கெஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் இவங்க சொல்கிற விஷயம் சவுத் அமெரிக்காவிலேருந்து பன்றிகள் மூலமாக இந்த வைரஸ் பரவுது அப்படின்னும் இந்த வைரஸ் வந்துட்டு நோவல் கொரோனா வைரஸ் இப்போன்றது என் நைன்டீன் அதாவது என் கோவிட் நைன்டீனுக்கும் இந்த நோவல் கொரோனா கொரோனா பேஸ் பண்ணது அது ஃபேமிலி வைரஸ் தான் இதுவும் ஸோ இங்கே சொல்லியிருக்கிற விஷயமும் இப்போ கொரோனாவில் எக்ஸாக்டாக நடந்துட்டு இருக்கிற விஷயமும் இந்த கொரோனா வைரஸ் தான் ஸோ இந்த கொரோனா வைரஸ் இங்கே வந்துட்டு பன்றிகள் மூலமாக சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு உருவாச்சு டெவலப் ஆச்சுன்னா இது ஒரு விவசாயிகிட்ட இருந்து மற்ற மக்களுக்கு பரவுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இதில் சொன்ன ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மில்லியன் மக்கள் அது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மில்லியன் மக்கள் பதினெட்டு பதினெட்டு மாதங்களில் வந்துட்டு இறந்து போவாங்க அப்படின்னும் ஒரு நாடுகள்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆறு மாத இடையில இருந்து சிக்ஸ் மந்த் கேப்ஸ்ல ரொம்ப வீரியமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பயங்கர டவா டெவலப் ஆகி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு கண்ட்ரிக்கு அந்த ஆறு மாசம் பிட்வீன்ல வந்துட்டு மறுபடியும் இன்னொரு நாட்டில் இன்னொரு இடத்துல பயங்கர வீரியமா இந்த வைரஸ் பரவும் அந்த வைரஸ் பரவி நிறைய பேர் இறந்து போவாங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட டோட்டலா அறுபத்தஞ்சு மில்லியன் மக்கள் இறந்து போவாங்க அப்படின்றதும் இந்த இதுல சொல்லியிருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல இந்த மருந்து இந்த கொரோனாவுக்கும் சரி அவங்க சொன்ன அந்த நோவல் கொரோனாவுக்கும் இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியல அவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயமும் இங்கே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற விஷயமும் ஒரே மாதிரி இருக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் மூணு விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்த விஷயங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது இப்போ அந்த நுரையீரல் பாதிப்பு நிமோனியா இதெல்லாம் வந்துட்டு எப்படி உண்மையிலேயே சிம்டமேட்டிக்கா வந்துட்டு இதெல்லாம் தான் காரணமாக இருக்குது ஒருத்தங்க இறந்து போறதுக்குன்னா இங்கே ஈவன் டூ ஜீரோ ஒன்ல டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நோய் தொற்று வந்து அந்த நோய் இருந்து என்ன என்னென்ன காரணிகளால் வந்து மக்கள் இறந்து போவாங்கன்னு அவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயமும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு பில்கேட்ஸ் மருந்து அந்த இந்த தடுப்பூசிகளுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு தடுப்பூசி மருந்துகளால் வந்துட்டு பல விஷயங்கள் மரபணு மாற்றப்பட்ட விதைகளில் வந்து பல விஷயங்கள் வந்துட்டு பில்கேட்ஸோட ஃபவுண்டேஷன் பின்னாடி இருக்குன்றது நிறைய பேர் வந்துட்டு உலகத்தில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இருந்தும் இந்த சிமுலேஷன் இந்த இந்த இவங்க நடத்தின அந்த ஒத்தி ஒத்தி ஒத்திகைக்கும் இப்போ நடக்கிற அந்த கொரோனா பிரச்சனைக்கும் பார்க்கும்போது நான் சொன்ன அந்த நாலஞ்சு காரணிகள் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி உருவாச்சு என்ன வைரஸ்ன்ற வரைக்கும் இந்த மக்களுக்கு எப்படி பரவுச்சு உலகம் முழுக்க பரவும் இந்த மாதிரி இந்த two zero event two zero ஒனில் எந்த மாதிரி விஷயத்தங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களோ உலக நாடோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் அந்த பொருளாதாரம் எப்படி சரிஞ்சு போகும் மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி இந்த ஊடகங்களோட பங்கு என்னவாக இருக்கும் இந்த கிருமிநாசினி இருக்கு இல்லையா இந்த நம்ம சானிடைசர் உருவாக்குற கம்பெனிஸோட அதோட பார்ட்டிசிபேஷன்ஸ் பங்குகள் எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் அந்த டூ ஜீரோ ஒனில் விவாதிக்கப்படும் ஏற்பட்டிருக்கு இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த நாலு மாதமாக கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் இந்த two zero event two zero ஒன்னோட ரொம்பவே பொருந்தி போகிறதுனால நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது ஆனால் இந்த கேள்வியை யாருமே பில்கேட்ஸும் முன்வைக்கல இதுக்கு காரணமாக என்னென்னு தெரியுன்றது என்ன விஷயன்றதும் சொல்லப்படலை பட் இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் அதாவது முன்னாடி சொல்லுவாங்க இந்த பொறுப்பு துறப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜான் ஹாக்கின்ஸ்ன்றோம் இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் டிக்ளரேஷன் கொடுத்ததையும் அந்த பொறுப்பு பொறுப்புத்தரப்பு கொடுத்ததையோ அதே மாதிரி அந்த ஈவன் டூ ஜீரோ ஒனோட வீடியோவையும் யூடியூப் லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் இந்த பில்கேட்ஸ் அவங்க அந்த ஃபவுண்டேஷன் டூ ஜீரோ ஒன் வந்துட்டு event two zero one October மாதம் நடந்த அந்த ஒரு சிமுலேஷனுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு இன்டர்லிங்க் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் இதே அதிர்ச்சியில் தான் நானும் படிக்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு எப்படி ஒரு ஒத்திகையை வந்து உருவாக்கி இருக்க முடியும் அதுவும் எக்ஸாக்டாக என்னென்ன பிரச்சனை நடந்துச்சோ அதெல்லாம் இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே பேசப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன மிகப்பெரிய காரணம் அப்படின்றதையும் என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது இதே கேள்விகளை உங்களோட விட்டுட்டு நான் அடுத்த வீடியோவுக்கு நாளைக்கு வைக்கிறேன் தேங்க்யூ